வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் ஃபோர் டைம் இப்போ ஒரு டுவெல் சிக்ஸ்டீன் ஆகுது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட் தான் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இது ஆட்டோமேட்டிக்காக லைவாகவே நடக்கும் இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் செல் கால் போயிட்டுருக்கு நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு தொடர்ந்து மேலே ஏறிட்டே வந்ததில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகுது ஒரு பெரிய கேண்டில் அந்த பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது ஸோ க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டிஸ்டிக் கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எங்கே எய்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் மாதிரி லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே வந்து க்ரூட் ஆயில் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஷோ பண்ணுறோம் ஸோ இதே நீங்கள் இப்போ ஈக்விட்டியில் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட்டே வந்து காட்டியிருப்போம் இதுக்கு ரீசனும் இருக்குது ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன விட்டினா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ஜென்ரலாகவே மார்னிங்கில் பெரிய வாலட்டைல் வால்யூம் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வாலட்டைல் இன்க்ரீஸ் ஆகும் இது கமாடிட்டி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு so whenever global market open ஆகும் போதெல்லாம் நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுவும் ஈவினிங்லலாம் யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும் அப்போ இன்னும் ஹெவி வாலட்டைல் ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ நாங்கள் பார்த்து நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டாலே க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுது ஸோ அதுவும் எங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லாவே ஒத்து போகுது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நல்ல டைமிங்கில் அப்ளை பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் எங்களுடைய விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி டுவெல் பிஎம்க்கு அப்புறம்னு இல்லை எவ்ரிடே வந்து மேக்ஸிமம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறங்கில ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல் சிக்ஸ்டீனுக்கு பைக்கால் வந்திருக்கு பைக்கால் அப்படின்றனால green colour candle buy at seven two forty six இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் மேலே இருக்க லைன்ஸ் டார்கெட் லைன் கீழே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன் இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வர்ற வா மார்க்கெட்னுடைய வா வேல்யூவை பொறுத்து மாறும் ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் கிட்டக்க ஷோ பண்ணுது நைன்டீன் பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும் ஃபஸ்ட் டார்கெட் வந்து seven two sixty four point டுவெல்னு இருக்குது so sixty five nineteen point reach கொடுக்கணும் ஸோ ரீச் கொடுத்துச்சுன்னா நமக்கு டார்கெட் பிரேக் அவுட் ஆகும் இது எப்படி நடக்குது இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி த்ரீ ஆகுது மார்க்கெட் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்து டவுன் இறங்குச்சு பட் அப்போதைக்கு மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்ததில் மேலே வந்து இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நமக்கு கிடைச்ச பைக்கால் இப்படி தான் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு டுவெல் ஃபார்ட்டி டூ ஆகுது நமக்கு பை கால் கிடச்சது பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததுனால நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் அதனால் இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது so red colour candle open ஆயிருக்கு இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் நாங்கள் டிசைன் பண்ணியே வச்சுருக்கோம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி சும்மா ஓப்பன் தான் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போதே கேண்டலினுடைய கலரை வச்சே இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த சார்ட் என்ன ட்ரெண்ட் சொல்லுது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பைட்டன்னா க்ரீன் கலர் செல்ட்ரன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸடாகவே ஓப்பன் ஆயிரும் என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கலாம்னு ஃபஸ்ட் இருந்து white colour line so same தான் sell at seven two two four so seven two twenty four தான் வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்க red colour line target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line first target அதே மாதிரியே தான் seven two zero five point ninety ஃபோர்னு இருக்குது ஸோ நமக்கு எப்படி seven two zero five reach கொடுக்குதா நைன்டீன் பாயிண்ட் மூவ்மெண்ட் தருதா இல்லை மார்க்கெட் வந்து அப்பர் சைட் போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் டுவெல் ஃபார்ட்டி செவன் ஆகுது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்டில் ட்ரேடிங் போனது ஃபிஃப்த் கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக டவுன் சைடு இறங்கினால twenty point moment down side